இரவில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மர்ம தேசம் என்ன நடந்தது திரு வீரா வணக்கம் கிட்டா நம்ம வந்து தனியார் நிறுவன காடி வந்து நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம் ஸோ எங்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு ஆர்டர் வரப்போ நாங்கள் முதல்ல பார்ப்போம் டிஸ்டன்ஸ் பார்த்து தான் நம்ம வந்து அப்ரூவ் பண்ணுவோம் சரி போகலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த டைம் இருந்தது சுபாங்கில் இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆர்டர் கிடச்சது வந்து சிமிஞ்சியில் கிடச்சிது சரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து போகிறோம் இங்கேருந்து போகிறோம் சிமிஞ்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி செமிஞ்சி வாங்கி போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு கேப்ல தான் அந்த வீடு கம்பம் வீடு வச்சுக்கோங்களேன் ஸோ அங்கே வந்து நம்ம ஆலை நம்ம ஏத்திட்டோம் ஆளை ஏத்திட்டோம் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்ன வந்து அவன் அவங்கள வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டோம் அப்புறம் அவங்க ஒரு பாக்ஸ் வச்சிருந்தாங்க அந்த பாக்ஸை இன்னொரு இடத்துலயும் வச்சிருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க சோ அப்ப நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அந்த மாரி நீங்க புக் பண்ணலையே முடியாது அப்படின்னு சொல்றப்ப அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்ல ஒரு உதவி பண்ணிருங்க அப்படின்ட்டு சரி பரவாயில்ல நம்ம சரின்னு சொல்லியாச்சு அப்போ அவங்கள ஏத்திட்டு நான் வந்து அந்த நைட்லயே செமிஞ்சி தாண்டி மந்தி நேரம் இருக்கு அங்க நான் போய்கிட்டு இருக்கிறேன் சோ போற பாதையில அவங்க வந்து இடத்த காமிச்சாங்க இது உங்களுக்கு தான் போகணும் இதுக்கு அங்கிட்டு நான் பார்த்து சொல்றேன் வேஸ்ட் காட்டாது அப்படின்னு சொன்னாங்க அம்மையுமே அவங்க வேஸ்ட் காட்டல தான் ஸோ நான் அங்கே போகிற அப்போ என்ன நடந்துச்சுன்னா அவங்க சொன்னாங்க என்னை வந்து இந்த முச்சத்தில் இறக்கி விட்டுருங்க வீடு வந்து இங்கே ஏதோ ஒரு தொலைவில் தான் இருக்குது ஆனால் அந்த நைட்டில் பார்க்குறப்போ அந்த வீடு எனக்கு தெரிஞ்சுது ஓ இங்கே தானே பரவாயில்ல ஆனால் எனக்கு என்ன டவுட்னா ஏன் அவங்க இங்கே இறக்கி விட சொன்னாங்கன்ட்டு நான் இறக்கி விட்டுட்டேன் இறக்கி விட்ட இடம் அவங்க சொன்னாங்க நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் அங்கே போய்ட்டு நீங்கள் பொக்ஸை வச்சிருங்க அப்படின்ட்டு ஸோ என்ன பண்ணிட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த லொகேஷன் வந்து அங்க இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் அப்படி இருக்கும் சரிங்களா மூணு நாலு கிலோமீட்டர்னா அது நான் சார்ஜஸ் எல்லாம் சரி பரவாயில்ல அது என்ன பண்றது வீட்டுக்கு போற நேரம் அது ரொம்ப லேட் ஆயிருச்சு வர விடிகால மணி ஒரு ஒன்றரைக்கு மேல ஆயிருச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்ஸை எடுத்துக்கிட்டு நான் போறேன் ஆனா நான் பாதி ஒரு ஒரு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஏதோ ஏதோ சரி படல என்ன இருக்கு பாத்திரலாமா அப்படின்ட்டு நான் மோஸ்ட்லி அது திறக்க கூடாது பாத்திரலாமா என் மனசு சரி படல நம்ப மாட்டேங்கிட்ட நான் என்ன பண்ணேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோன் கிட்ட போயிட்டு காடி நிப்பாட்டி எதுக்கு செக் பண்ணிடணும் சொல்லிட்டு திறந்து பாக்குறப்போ அதுல பாத்தீங்கன்னா பேப்பர் கசங்கி போன பேப்பரை கிழிச்சு கிழிச்சு கிழிச்சு கிழிச்சு அது போட்டிருக்கிறாங்க மெழுகு வருத்தி வந்து பாதியா எரிஞ்சு அந்த பழைய எரிஞ்சு ஊத்தி இருக்கும் இல்லையா அந்த மெழுகுவர்த்தி உழுக்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சோப்பு கலர் பேப்பர்ல என்னமோ எழுதி அதையும் கிழிச்சு கிழிச்சு கிழிச்சு போட்டிருக்காங்க ஸோ இது எனக்கு பாக்குறப்ப இது என்னது இது ஏன் இது ஒரு கோஷமா இருக்க அப்படின்ட்டு ஆனா அது நீங்க விளக்கிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு அடியில கிட்டா இது பிளட்டா இல்ல வந்து அங்க வேற ஏதாச்சும் கலர் ஊத்திட்டாலும் தெரியாது ஆனா வெள்ளை துணியில வெள்ளை துணியில ஃபுல்லா வந்து சோப்பு சோப்பா சோப்பு சோப்பா அப்படியே படிஞ்சு படிஞ்சு படிஞ்சு இருக்கு எனக்கு அது பார்த்தானே ஆட்டம் கிளம்பிருச்சு என்னது இது அப்படின்ட்டு பட் இருந்தாலும் சரி கொடுத்துக்க இது ஏதோ ஒன்று இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்ம வேண்டியனா போய் டெலிவரி பண்ற வேலை தானே அப்படின்ட்டு சரி நம்ம என்ன என்ன பண்ணியாச்சு அந்த அப்படியே பக்ஸ வந்து அப்படியே பின்னாடி வெளியே வச்சுட்டு நம்ம எடுத்து போயிட்டோம் எடுத்து போயிட்டு அந்த அவங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்து வந்துட்டேன் ஆனா இதுல என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன இடம் வந்து ஒரு மசூதி கிட்ட நான் ஏத்தினாலும் தமிழ்ல இறக்குன அவங்க சொன்ன இடம் மசூதி கிட்ட அந்த மசூதி கிட்ட நான் போயிட்டு இறங்கி என்ன பார்த்தாங்க யாருமே எல்லாம் அவங்களுக்கு என்ன நான் இல்லையா அவங்களுக்கு திரும்ப கால் பண்றேன் கால் வரல ஆஹ் என்னது கால் வரலையா பாக்ஸ் ஆட்ட கொடுக்குறது யாருமே இல்லையா அவங்க சொன்ன இடத்துல வந்து அந்த பின் பண்ண லொகேஷன் வந்து அங்க யாருமே இல்ல மசூதி மட்டும் தான் இருக்கு சரி என்னவா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புக் பண்ணப்போ அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கும் புக் பண்ண அது கான்டாக்ட் நம்பர் அளவு பாக்குறப்ப அந்த இடத்துல வந்து அவங்க வேற ஆள் யாரோ புக் பண்ணி கொடுத்துட்டாங்க போல சரிங்களா ஏன்னா நான் அப்பதான் வந்து போட்டோ பார்த்தா லேடி வந்து வேற லேடி நான் காடியில எத்தனை லேடி லேடி அவங்க கிடையாது ஐயோ இது இது பண்ணாம இந்த பாக்ஸ் வச்சுக்கிட்டு இது பண்ணாம என்ன பண்ணிட்டா அந்த பாக்ஸ் தூக்குனேன் பாருங்க அந்த பாக்ஸ் தூக்கி பரவாயில்ல இங்க வச்சுட்டு போயிடலாம் நம்ம நமக்கு பொறுத்துக்கா பே பண்ணணும் ஓகே அவங்க பே பண்ணிட்டாங்க பரவாயில்ல வச்சுட்டு போயிடலாம் சொல்லிட்டு அந்த பாக்ஸ் தூக்குறப்போ அந்த பாக்ஸ்ல ஒரு அந்த பேப்பர் என்னமோ சொல்லியிருந்தேன் இல்லையா அது எல்லாமே என் காடியிலே கொட்டிருச்சு அதாவது பாக்ஸ் அடியில வந்து அந்த லைக் அடியில வந்து ஓப்பன் நடந்திருக்கு அதெல்லாம் என் காடியிலே கொட்டிருச்சு ஆனா அதுக்கு அங்கிட்டு தான் கீதா வேலையே ஆரம்பிச்சிச்சு என்ன அதுக்கு அங்கிட்டு தான் வேலையே ஆரம்பிச்சு அப்படி இருங்க லைன்ல பாட்டுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பேசலாம் கண்டிப்பா மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க பூஜ்ஜியம் மூன்று ஆறு நான்கு ஒன்பது ஒன்று மூன்று மூன்று மூன்று மூன்று உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் எம் டி அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க S Y okay language setting தமிழ்னு செட் பண்ணுங்க சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்க Kirkaland. அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு தனியார் நிறுவன கார் ஓட்டுநர் இவரு பெண்மணியை வந்து அழைத்து வேற இடத்துல போய் விட்டுட்டாரு அவங்க வந்து போற வழியில இன்னொரு பாக்ஸை வேற எங்கேயோ போய் கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த பாக்ஸுக்குள்ளார இவர் திறந்து பார்க்கும் பொழுது தாளெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு துணியில ரத்தமா இல்ல ஏதாவது கலர் பட்டுச்சா அப்படின்னு தெரியல சிவப்பு கலர் கலர் பட்டுருச்சான்னு தெரியல பட் இருந்தாலும் இவர் வேண்டிய இடத்துக்கு போன பிறகு அந்த லேடியும் காண்டாக்ட் பண்ண முடியல யார்கிட்ட அந்த பாக்ஸை கொடுக்கணும்னு தெரியல அந்த தாள் எல்லாம் கொட்டி போச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சார் ஓகே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி க்ளோஸ் போட்டுட்டு அந்த பாக்ஸ் உலுக்கி அந்த திரும்ப அந்த தாள் எல்லாம் எல்லாம் வச்சுட்டு அந்த பெட்டி இறக்கி வச்சுட்டேன் நான் இறக்கி வச்சு நம்ம மட்டும் ஒரு ஐநூறு மீட்டர் தான் கிட்ட ஐநூறு மீட்டர் தான் நான் போயிருப்பேன் ஐநூறு மீட்டர் கேப்ல என்ன நடந்து தெரியாது என் கார் எக்ஸிடென்ட் ஆயிடுச்சு காடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு என்ன நடச்சித்துல என் காடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆனா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த தாளுலாம் நான் பார்த்தேன் இல்லையா லைக் அது பொறிக்கப்பட்டு நான் இறக்கி வச்சு நான் வச்சுட்டு வச்சுட்டு வெளியே ஆயிட்டேன் அந்த வெளியே நான் ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கிறேன் சரிங்களா நான் அந்த ஸ்டேரிங் வந்து அந்த அந்த அந்த வெள்ளை கலர் வெளியே ஹேர் பேக் அது வந்து நான் அடிச்சுட்டு படுத்திருக்கிறேன் ஆனா அந்த தாள் எல்லாமே கேன சுத்தி சதிரி கிடக்குது கால்களுக்கு என்ன என்ன சுத்தி அந்த கால் காலு இடம் எல்லாம் தான் அந்த தாள் அது தாள் எல்லாம் என்ன சுத்தி செதறி கிடக்குது அப்போ என்ன எம்எஸ்ல கூட்டு போறப்போ எனக்கு வந்து அப்ப எனக்கு தெரியல ஆனா நான் வந்து எனக்கு போட்டோ காட்டுறாங்க நான் காடி உழுக்கு பாக்குறேன் காடி உழுக்கு எல்லாம் செதறி கிடக்கு அந்த தாள் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இறக்கி வச்சுட்டேன் அதை பொட்டி நான் வச்சுட்டேன் அப்படின்னு அதை பார்த்தா நாங்க வச்சுட்டேன் இது எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு இது பண்றப்போ எனக்கு அது இப்போ வரைக்கும் என்ன யோசிச்சாலும் என்னால வந்து அது ஜீர்ணிக்க முடியல நான் அங்க வச்ச இது தாள் அந்த மெழுகுச்செல்லாம் எப்படி என் காடி உழுக்கு திரும்ப வந்துச்சு அது கால் வைக்கிற இடம்லாம் பாத்தீங்கன்னா சோப்பு சோப்பா தாலு சொன்ன இல்லையா அது எல்லாமே கா அங்கதான் இருக்கு அப்போ உங்களுக்கு வந்த ஆக்சிடென்ட் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் தான் சார் ஆமா ஏன்னா சிசிடிவி செக் பண்றப்ப நானா தம்பி அடிச்சிருக்கேன் நானா தம்பி டிவைடர்ல போய் அடிச்சிருக்கேன் ஆனா அந்த இடத்துல நான் வந்து தெளிவா தான் இருந்தேன் என்ன ஆச்சு எனக்கும் தெரியல இது வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு நான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து வேற ஒரு விஷயம் நம்ம சோதிக்கலாம் ஐநூறு மீட்டர் தான் அங்கேயே ஒரு ஐநூறு மீட்டர் தான் அப்ப சிசிடிவி செக் பண்றப்ப நானா போயிட்டு அடிச்சிருக்கிறேன் அது என்ன ஒரு நினைவு இல்லாம போயிடுச்சு ஆனா இதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் அந்த இப்போ வரைக்கும் அதை வாகனம் மூட்டிட்டு இருக்கிறோம் பட் இப்போ வரைக்கும் அந்த ஒரு பாதை போறப்ப என்னால அது ஜீர்ணிக்க முடியாது இதுக்கு அங்கிட்டு என்ன எப்படின்னா யாராச்சும் புக் பண்ணாலும் யாராச்சும் நம்ம வாகனம் வந்து புக் பண்ணாலும் நம்ம வந்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஜாப்லாம் கொடுத்தா எடுக்கிறதே இல்ல அது உடம்பே ஆட்டம் கண்டிடும் வேண்டாம் அப்படின்னு நல்லது செய்ய போய் கடைசியில் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு ஆமா என் நம்பர் நினைச்சோம் பரவாயில்ல அவங்க அவங்க பார்த்தோம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாங்க சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம விட்டாச்சு அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க சார் ஓகே அவங்க வந்து ஒரு ஒரு இதுதான் அவங்களுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயது இருக்கா தமிழ் பண்ணி தான் ஆனா அவங்க வந்து ஒரு சிங்கிள் ஆளா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு பேக் ஒன்று வச்சிருந்தாங்க ஒரு பேக்கு அப்புறம் ஹேண்ட் பேக் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க வெளியே வேலை வேலைக்கு போறாங்க போல அப்படின்னு வேலைக்கு போறாங்க ஆன்லைன் பிசினஸ் அவங்களுக்கு தெரியாது ஆனா அது வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு பூஜாங்க வீடு எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு அவங்க அந்த ஏக்கூட சொன்னப்ப காட்டின வீடு ஏன்னா வீட்டு வெளியெல்லாம் புல்லு மண்டி கரைஞ்சி லைட் எல்லாம் ஆன் பண்ணி இருந்துச்சு அதை நான் திரும்ப அந்த பக்கமும் நான் போகல ஆனா அவங்க சொன்ன இடம் உள்ள தானே போனுச்சு அந்த ரோ மெயின் ரோட்ல போயிருக்கேன் அந்த மந்தி ரோடு மெயின் ரோட்ல போயிருக்கேன் தவிர அந்த உள்ளுக்கு நான் போனது கிடையாது இதுதான் இதுதான் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது மறக்கவே முடியாது பாக்குறவங்க தான் சொல்லுவேன் தயவு செய்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஜாப் கொடுத்தா தயவு செய்து பண்ணிடாதீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கீங்க அப்படின்ட்டு நீங்க திருப்பியும் அந்த அந்த லேடியை நீங்க தேடி போகலையா அந்த வீட்டுக்கோ இல்லை என்ன நடந்திருக்கோன்னு விசாரிக்கவோ நீங்க போலியா என்கிட்ட பொக்ஸ் எடுத்து போனதுக்கே காலி தேடி போகணுமா எனக்கு என்ன ஒரு பெரிய ஷாக்கிங்னா தான் சொல்றேன் அந்த போட்டோ பார்த்தா பாருங்க போட்டோ பிடிப்பாங்களா அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கு அந்த போட்டோ பார்த்து தான் நான் பெரிய ஷாக் ஆட்டா ஆர்கியூமெண்ட் பண்ணேன் அப்ப என்ன சொன்னாங்கன்னா உனக்கு நீ சரியில்லாம போயிட்டு அதான் நீ இப்படி பேசுற அப்படின்ட்டு ஆனா இறக்கி வச்சுட்டு நான் தானே பாக்ஸ் இறக்கி வச்சுட்டு நான் தானே மேபி அந்த தாள்லாம் கொட்டுனுச்சுல சார் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கேயாவது சீட்டு கடிக்கெல்லாம் போயிருக்குமோ இல்ல வாய்ப்பே இல்ல ஏன்னா அது தொடர்ந்து பாக்குறப்ப நம்ம இப்ப பாருங்க அந்த மாதிரி ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப நம்ம வந்து கரெக்டா எல்லாம் செக் பண்ணி தான் எடுப்போம் இத்தனைக்கும் வந்து நம்ம போன் லைட் எல்லாம் ஆன் பண்ணி எல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் எடுத்துட்டோம் சரி கீதா நீங்க சொல்ற மாதிரி சீட்டு கட்டிட்டே இருக்கட்டுமே மெழுகுர்த்தி எங்க இருந்து வந்துச்சு ஓ மெழுகுர்த்தி இருந்துச்சு அந்த நேரத்துல ஆமா அதுதானே சொல்றேன் இந்த மெழுகுர்த்தி சோப்பு சோப்பு தாள் அதெல்லாம் வந்து கால் கீத்த என் மேல எல்லாம் அப்படியே அப்படியே தூவனாப்புல அப்படியே கிடக்குது நீங்க எங்கேயும் போய் பாக்கலையா சார் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோன்னு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா என்கிட்ட என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா இந்த மாரி உனக்கு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலை மட்டும் செய்யணும் அது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா உதவி செய்யணும் இந்த மாதிரி தான் நடக்கும் இதெல்லாம் பொதுவா நடக்கிறது நிறைய அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் சொல்றாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு நீங்க இறக்கி விட்டது வந்து உண்மையான மனசால இல்ல வேற ஏதாவது ஆமா ஆமா ஆமா அது அது ஐயோ இந்த மாதிரி கேக்குறீங்களே எனக்கு பல டவுட் வருது சார் எனக்கே வந்து டவுட் என்னன்னா அவங்க என்கிட்ட எந்த வார்த்தையும் பேசல என்னங்க இது போய் இறக்கி விட்டுருங்க அப்படின்னாங்க அப்போ ரொம்ப கலப்பா இருந்த மாதிரி இருந்தாங்க ஆனா எனக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க புக் பண்ண இடத்துல தான் நடந்து போற வேல தான் சொன்னாங்க என்ன இங்கே இறக்கி விட்டுருங்க நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அந்த வீடு பாக்குறப்ப ஒரே ஒரு லைட் தொங்குனது அந்த ஒரு கம்பம் வீடு லாட்டு வீடு மாதிரி சோ வீட்டு வெளியில புல்லு மட்டும் கிடைச்சி சரி அவங்க தான் தங்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க இதை பக்கம் மட்டும் இறக்கி வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க அதுதான் அது ஏன் அவங்க என்ன இறக்கி விட சொன்னாங்க என்ன விஷயம் என்ன இருக்கு ஏது இருக்கு எனக்கு ஒன்றும் இப்ப இருக்கு புரியல உங்களோட போகாம இப்ப என்னைய சேர்த்து குழப்பி விட்டீங்க நீங்க மாதிரியான அமானுஷ்யமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா அதை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பூஜ்ஜியம் மூன்று ஆறு நான்கு ஒன்பது ஒன்று மூன்று மூன்று மூன்று மூன்று உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் எம் டி அப்படின்னு டைப் பண்ணுங்க மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க S Y okay language setting தமிழ்னு செட் பண்ணுங்க சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்